காலையிலேருந்து நாதரே தூங்கிக்கிட்டே இருக்காரு இன்னைக்கு அவனுக்கு இருக்கு டேய் நாய ஏஞ்சரா காலையில சும்மா நொய்ய நொய்யன்ட்டுக்கிறேன் நான் வேணா பொண்ணி புயங்களாச்சுன்னு பேசிட்டாப்பா தருணம் நான் டைம் என்ன ஆகுது டைம் ஏழு மணி தான் இப்போ யார் கேட்கறதே இப்போ இப்போண்ணே துறை தின்றதே ஓசி சோறு இல்லை தெனாவிட்டா பேசுறியா போ தோட்டத்தில் போய் பால் கறந்துட்டு மாட்டுக்கு புல் போடு சும்மா பால் தரணும் பூ புல்லு போட்டுக்கிற ஏஞ்சு வாட சும்மா ஏஞ்சு வந்து புலம்பிக்கிட்டு ஒரு மல்லிகைப்பூ ஹலோ என்னடா இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணியிருக்கேன் மச்சான் காலையில எங்கள் அப்பா எங்க சும்மா திக்கிட்டே இருக்கிறா பேசாம எங்கள் அப்பா போனா எங்கள் அப்பா என்ன திக்கிறா என்ன காமெடி பண்ணிட்டு உனக்கு நேரம் உங்க உங்கள் அப்பாவுக்கு நேரம் எவ்வளவு எப்போ காமெடி பண்ணுறதுங்க போன வைடா எனக்கு வேலை இருக்கு எவனுக்கா ஃபோன் பண்ணுறா எவனா பற்றி திட்டலாம் ஃபோன் பண்ணி கலாக்கலாம் எவனுக்கு பண்ணலாம் நம்பர் சொல்லு எவனுக்கோ ஒருத்தனுக்கு ஃபோன் பண்ணுறா நம்மளுக்குன்னு ஒரு எழுச்சி மாட்டாமலே போயிடுவான் மச்சான் கடுப்படிக்கிறா டக்குன்னு பண்ணுறா ம் இவன் சம்மந்தம் ஃபோன் ஃபோன் பண்ணுறான் அதிசயமாக்கிட்டு ஹலோ வணக்கம் டாப்பில் எப்படி இருக்கிற நல்லா ம் அப்புறம் ஆ இப்போ எதுக்கு ஃபோன் பண்ணுவீங்க எதுக்கு திட்டினாலும் தெரியலையே உலகத்தில் எல்லாம் கிட்ட வந்து இவ்வளோ தாண்டா கண்டுபிடிச்சிருக்கேன்